வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு பதிவில் பத்தாம் வகுப்பு அளவியல் சாப்டரில் திண்மங்களை கன அளவுகள் மாறாமல் ஒரு உருவத்திலிருந்து மற்றொரு உருவத்துக்கு எப்படி மாற்றி அமைக்கலாம்னு பார்க்கலாமாங்க உருமாற்றம் அல்லது மாற்றத்தை நம் அன்றாட வாழ்வில் பல சூழ்நிலைகளில் சந்திக்கின்றோம் உதாரணமாக ஒரு பொற்கொள்ளர் தங்க வில்லைகளை உருக்கி அணிகலன்களாக மாற்றுகிறார் ஒரு குழந்தை களிமண்ணை பல பொம்மைகளாக உருவாக்குகிறது தச்சார் மரத்துண்டுகளை பல வீட்டு உபயோகப் பொருட்களாக உருமாற்றுகிறார் இதுபோல ஒரு உருவத்தை மற்றொரு உருவமாக மாற்றும் கருத்தானது பல்வேறு வகைகளில் நமக்கு தேவைப்படுகிறது இந்த பதிவில் மாறா கன அளவுடன் ஒரு உருவத்தை மற்றொரு உருவமாக எப்படி மாற்றுவதுன்னு பார்க்கலாம் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி இருபத்தி ஒன்பது பதினாறு சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உலோக பந்து உருக்கப்பட்டு ரெண்டு சென்டிமீட்டர் ஆரமுள்ள சிறு பந்துகளாக்கப்பட்டால் எத்தனை பந்துகள் கிடைக்கும் பாருங்க பதினாறு சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு பெரிய உலோக பந்து அதை உருக்கி ரெண்டு சென்டிமீட்டர் ஆரமுள்ள சிறு பந்துகளாக மாற்றுறாங்க அப்படி மாற்றும் போது எத்தனை பந்துகள் கிடைக்கும்னு நம்ம கண்டுபிடிக்கணும் கவனிங்க பெரிய உலோகப் பந்தோட ஆரம் பதினாறு சென்டிமீட்டர் ஆரங்களை வித்தியாசப்படுத்துறதுக்காக நம்ம பெரிய உலோகப் பந்தோட ஆரத்தை கேபிட்டல் ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம் சிறிய உலோகப் பந்தோட ஆரம் ஸ்மால் ஆர் ரெண்டு சென்டிமீட்டர் அதாவது ஒரு உருவத்தை இன்னொரு உருவத்துக்கு கனளவுகள் மாறாமல் நம் மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம் ஸோ சிறிய உலோகப்பந்தின் கனளவும் பெரிய உலோகப்பந்தின் கனளவும் சமம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பந்துகளின் எண்ணிக்கை பந்துகளின் எண்ணிக்கை சமம் பெரிய உலோகப்பந்தின் கனளவு பை சிறிய உலோகப்பந்தின் கனளவு உலோகப்பந்து அப்படிங்கிறது கோள வடிவில் இருக்கும் கோலத்தின் கனளவுக்கு formula four by three pi r cube formulas ஞாபகம் இருந்தால் ஈஸியாக நம்ம ஐந்து மதிப்பெண் வாங்கிடலாம் ஃபோர் பை த்ரீ பை பெரிய உலோகப்பந்து கேபிட்டல் ஆர் சிறிய உலோகப்பந்தின் ஆரம் ஸ்மால் ஆர் கவனிங்க இதில் four by three pi four by three pi காமனாக இருக்குது ஸோ இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும் கேபிட்டல் ஆர் பதினாறு ஸோ பதினாறு பெருக்கல் பதினாறு பெருக்கல் பதினாறு ஸ்மால் ஆர் ரெண்டு ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பாருங்கள் இங்கே நீங்கள் எப்படி வேணாலும் கேன்சல் பண்ணலாம் ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டையும் பதினாறையும் கேன்சல் பண்ணி ரெண்டுன்னு போடலாம் இல்லைன்னா ஈஸியாக இப்படி பண்ணலாம் ஃபஸ்ட்டு ரெண்டையும் பதினாறையும் கேன்சல் பண்ணலாம் எட்டு மறுபடியும் ரெண்டையும் எட்டையும் கேன்சல் பண்ணலாம் நாலு ரெண்டும் நாலும் கேன்சல் ക്യാൻസലാണ് ரெண்டு ஸோ பதினாறு பெருக்கல் பதினாறு பெருக்கல் ரெண்டு பதினாறு பெருக்கல் பதினாறு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பெருக்கல் ரெண்டு ஐநூற்றி பன்னெண்டு பெரிய உலோக பந்து உருக்கப்பட்டு சிறு பந்துகளாக மாற்றப்பட்டால் கிடைக்கும் உலோக பந்துகளின் எண்ணிக்கை ஐநூற்றி பன்னெண்டு ஈஸியான ஃபைவ் மார்க்ஸம் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி முப்பது களிமண் கொண்டு செய்யப்பட்ட இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு கூம்பை ஒரு குழந்தை அதே ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றுகிறது எனில் உருளையின் உயரம் காண்க நல்லா கவனிங்க முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது கூம்பு உருளையாக மாறுது ஆனால் ஆரம் மாறவில்லை கூம்பின் ஆரமும் உருளையின் ஆரமும் ஒன்று தான் கூம்பின் உயரம் இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது உருளையின் உயரம் ஸோ கூம்பின் ஆரம் ஆறுன்னு எடுத்துக்கலாம் உயரம் இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் கூம்பின் ஆரம் ஆறுனா உருளையின் ஆரமும் ஆறு தான் உயரம் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ அதை ஸ்மால் ஹெச்னு எடுத்துக்கலாம் கூம்பு உருளையாக மாறும்போது அதோட கனளவுகள் மாற்றம் பெறுவதில்லை ஸோ உருளையின் கனளவு சமம் கூம்பின் கனளவு உருளையின் கனளவுக்கு ஃபார்முலா பயா ஸ்கொயர் ஹெச் கூம்பின் கனளவுக்கு formula one by three pi r square h எப்போவுமே மதிப்புகளை பிரதிட்டதுக்கப்புறம் நம்ம கேன்சல் பண்ணலாம் பயார் ஸ்கொயர் பெருக்கல் ஹெச் சமம் one by three pi r square பெரு இந்த ஹெச் கூம்பின் உயரம் ஸோ கூம்பின் உயரத்தை பிரதியிடலாம் நல்லா கவனிங்க பை பை கேன்சல் ஆகி கூம்பின் ஆரமும் உருளையின் ஆரமும் ஒன்று தான் ஸோ பையார் ஸ்கொயரை கேன்சல் பண்ணிடலாம் இந்த மூணும் இருபத்தி நாலும் கேன்சல் ஆச்சுன்னா எட்டு ஸோ ஹெச் சமம் எட்டு உருளையின் உயரம் சமம் எட்டு சென்டிமீட்டர் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி முப்பத்தி ஒன்று ஆறு சென்டிமீட்டர் ஆரம் மற்றும் பதினைந்து சென்டிமீட்டர் உயரம் கொண்ட ஒரு உருளை வடிவ பாத்திரம் முழுவதுமாக பனிக்கூழ் உள்ளது அதாவது ஐஸ்கிரீம் அந்த பனிக்கூழானது கூம்பு மற்றும் அரைக்கோளம் இணைந்த வடிவத்தில் நிரப்பப்படுகிறது கூம்பின் உயரம் ஒன்பது சென்டிமீட்டர் மற்றும் ஆரம் மூன்று சென்டிமீட்டர் எனில் பாத்திரத்தில் உள்ள பனிக்கூளை நிரப்ப எத்தனை கூம்புகள் தேவை உருளை வடிவ பாத்திரத்தில் பனிக்கூழ் இருக்குது அந்த பனிக்கூளை கூம்பு மற்றும் அரைக்கோளம் இணைந்த வடிவத்தில் நிரப்புறாங்க அப்படி நிரப்பும் போது எத்தனை கூம்புகள் தேவைப்படும்னு கண்டுபிடிக்கணும் அந்த கூம்போட உயரம் ஒன்பது சென்டிமீட்டர் ஆரம் மூன்று சென்டிமீட்டர் கவனிங்க முதல்ல உருளை எழுதிக்கலாம் உருளை உருளையின் ஆரம் ஆறு சென்டிமீட்டர் உயரம் பதினைந்து சென்டிமீட்டர் அடுத்து கூம்பு பிளஸ் அரைக்கோளம் இரண்டும் இணைந்த கலவை தான் ஸ்ட்ரீம் கோம் ஸோ கூம்பு பிளஸ் அரைக்கோளம் கூம்பின் ஆரமும் அரைக்கோளத்தின் ஆரமும் ஒன்று தான் ஆரம் மூணு சென்டிமீட்டர் உயரம் ஒன்பது சென்டிமீட்டர் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கூம்புகளின் எண்ணிக்கை எண்ணிக்கை கண்டுபிடிக்கும் போது கன அளவுகளை வகுத்தா போதும் பாருங்க தேவையான கூம்புகளின் எண்ணிக்கை சமம் உருளையின் கன அளவு பை கூம்பின் கனளவு ப்ளஸ் அரைக்கோளத்தின் கனளவு உருளையின் கனளவுக்கு formula pi r square h by one by three pi r square h plus அரைக்கோளத்தின் கனளவு two by three pi r cube மதிப்புகளை பிரதியிடலாம் பெருக்கல் மேலே உருளையின் ஆரம் உயரம் பிரதியிடணும் கீழே கூம்பின் உயரம் ஆரம் பிரதையிடணும் கவனிங்க இந்த மூணும் மூணும் கேன்சல் ஆயிரும் அதே மாதிரி இந்த மூணும் மூணும் கேன்சல் ஆயிடுச்சு இப்போ கீழே பகுதியில் பை வந்து காமனாக நம்ம வெளியெடுத்துடலாம் பை பெருக்கல் ஆறு பெருக்கல் ஆறு பெருக்கல் பதினைந்து கீழே இருக்கிற பை காமனாக வெளியெடுத்துட்டால் மீதி மூவொம்பது இருபத்தி ஏழு இங்கே இருமூண் ஆறு ஆறு மூணு பதினெட்டு பை பை கேன்சல் ஆயிரும் ஆறு பெருக்கல் ஆறு பெருக்கல் பதினைந்து பை இருபத்தேழு கூட்டல் பதினெட்டு நாற்பத்தி அஞ்சு நீங்கள் எப்படி வேணாலும் சுருக்கலாம் பதினஞ்சாம் வாய்ப்பாடு நல்லா தெரியும்னா ஒரு பதினஞ்சு பதினஞ்சு மூணு பதினஞ்சு நாற்பத்தஞ்சு மூணையும் ஆறையும் கேன்சல் பண்ணால் ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஸோ தேவையான கொம்புகளின் எண்ணிக்கை பன்னெண்டு இந்த கணக்கோட தீர்வை புத்தகத்தில் கொஞ்சம் கடினமாக கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் ஈஸியாக ஐந்து மதிப்பெண் வாங்கிடலாம் மூணு கணக்குமே முக்கியமான ஃபைவ் மார்க்ஸும் போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ